வியூவர்ஸ் வெல்கம் டு கோடிரேகே சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க அதுல முதல் பிரச்சனை என்னவா இருக்கு தெரியுமா அவங்களுடைய கலரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் வெயில்ல போயிட்டு வரோம் ஒரு டூ மினிட்ஸ் வெயில்ல நின்னாலே போதும் நம்ம ஃபேஸ்ல இருக்க மெலனின் ஜாஸ்தி ஆயிட்டு நம்மளுடைய ஃபேஸ் கொஞ்சம் கருமை தன்மையை காட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ஃபேனஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க பட் நேச்சுரலாக தான் எனக்கு வந்து இந்த கலரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பச்சை உருளைக்கிழங்கோட சாறு எடுத்து முகத்தில் தடவிக்கிட்டே வந்தோம்னா சூரிய கதிர்களால் ஏற்படுற கருமை நிறம் மாறிக்கிட்டே வரும்